நம்மளோ நம்ம ஒன்று திங்க் பண்ணுவோம் பட் அதை மீறி ஒரு விஷயம் மிராக்கள் நடக்கும் இல்லையா அதுதான் கடவுள் நான் நம்புகிறேன் பாசிட்டிவாக இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு மெயினான ரீசன் கடவுள் தான் என் அப்பா அம்மா வந்துட்டு இந்த சாமி தான் கும்பிடணும் இப்படி தான் இருக்கணும் அப்படி தான் இருக்கணும்னு வந்துட்டு பர்டிகுலராக ஒரு ஒரு லைன் போட்டு எனக்கு அந்த மாதிரி இது பண்ணதில்லை ஏன்னா எல்லாரும் என்னை கை விட்டும் போது அந்த ஒரு சூப்பர் பவர் மட்டும்தான் என்னை காப்பாத்துச்சு ஸோ அது டெஃபினட்டா அந்த ஒரு மிராக்கள் நான் மாநாட மயிலோட டைட்டில் வின் பண்ணும்போது செமிஃபைனல்ஸ்ல எனக்கு one nought six degree fever drip சேர்த்திட்டு இருக்காங்க டாக்டர் வந்து நான் ஆடவே கூடாதுன்ட்டாங்க கலா மாஸ்டரும் சொல்லிட்டாங்க நான் ஆசைப்படுற விஷயமா இருந்தாலும் சரி எதாக இருந்தாலும் கியூட்டா சண்டை போடுவேன் கடவுள்கிட்ட நான் ஒரு ஒரு கடவுள் ஒரு ஒரு இதுக்கு வச்சுருப்பேன் நான் எக்ஸாமுக்கு <laughs> அப்புறம் அம்மனுக்கு அந்த மாதிரி எல்லாம் ஒன்று ஒன்று சாய்ராம் பாபா பாபாலாம் எவ்ரி தேர்ஸ்டே அது ஒரு பாபா நான் கூப்பிட்டா அப்படியே எங்கேயா இருந்து எங்கேயா வந்துருவாரு வெளியில வந்தோடனே டக்குன்னு ஏதோ ஒரு தாத்தா டக்குன்னு வந்துட்டு என்கிட்ட இந்த எறும்பு இருக்கு இல்லைங்களா எறும்புக்கு நீ சாப்பாடு போடு அப்படின்னு சொன்னாங்க ஆ சரி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அந்ததுக்கப்புறம் அந்த தாத்தா எங்கே போனாருன்னே தெரில என் கஷ்டத்தில் நிறைய இருந்திருக்காரு பாபா என்னை கைப்பிடிச்சு ஓகே அப்படின்னு என்னை வந்து மோட்டிவேட் பண்ணிகிட்டே இருந்தது பாபா அக்கா வணக்கம் வணக்கம் ரொம்ப சந்தோஷம் பார்க்கும்போதே மங்களகரமா அப்படியே தெய்வீகமா இருக்கீங்க அந்த மகாலட்சுமின்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரியே இருக்கு நன்றி ரொம்ப சந்தோஷம் உங்களை சந்திச்சதுல அதுவும் இப்ப உங்களுக்கு பிடித்த கடவுளை பத்தி பேசணும்னு நான் நினைக்கிறேன் முதல் கேள்வியாவே அதை பத்தி சொல்லுங்க உங்களுக்கு பிடித்த கடவுள் யார் எனக்கு கடவுள்னாலே இஷ்டம் அது எந்த கடவுளா இருந்தாலும் பயங்கர எனக்கு க்ளோஸ் டு ஹார்ட் ஏன்னா ஒரு கிராட்டிடியூட் எனக்கு ஒரு சூப்பர் பவர் இருக்கு அண்ட் அது ரொம்ப close to heart and and அது ரொம்ப நான் பிலீவ் பண்ணுவேன் நான் ஸோ அதனால் இந்த கடவுள் இந்த கடவுள் இல்லை எல்லா கடவுளையும் நான் நம்புவேன் எல்லா கடவுளையும் நைஸ் நைஸ் நைஸ் உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து சொல்லுங்கள் இறை நம்பிக்கைனா என்ன உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூ எனக்கு என்னோட இல்லையா அதான் சொன்னேன்ல எனக்கு வந்துட்டு ஒரு கிராட்டிடியூட் நன்றிகள் காலையில எந்திரிச்சோடனே கடவுளுக்கு நன்றிகள் கடவுள் இருக்காரா இல்லையா அந்த அது எனக்கு தெரியவே தெரியாது ஆனா நான் நம்புற ஒரு விஷயம் ஏதோ ஒரு நமக்குள்ள போய் பியாண்ட் நம்மள நம்ம ஒன்று திங்க் பண்ணுவோம் பட் அதை மீறி ஒரு விஷயம் மிராக்கிள் நடக்கும் இல்லையா அதுதான் கடவுள் நான் நம்புறேன் மிராக்கிள்ஸ் டூ <laughs> அப்படின்னு சொல்லுவாங்க உங்களுக்கு நடந்த மிராக்கிள் அந்த மாதிரி ஏதாவது ஒரு எனக்கு நிறைய நடந்திருக்கு இப்போ வரைக்கும் ஐ மீன் கடவுள் எனக்கு நிறைய கொடுத்துட்டே இருக்கார் அதாவது ஒரு ஒரு பாயிண்ட்லேயும் எனக்கு வந்து நான் தனியாக நிற்கும் போது சுற்றி யாருமே இல்லாத போது எனக்கு அந்த சூப்பர் பவர் தான் எனக்கு எப்போவுமே காப்பாற்றிட்டுருக்கு அண்ட் இவ்வளோ நாள் நான் வந்து இவ்வளோ பாசிட்டிவாக இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு மெயினான ரீசன் கடவுள் தான் அண்ட் இந்த கடவுள் நம்பிக்கை வந்து எனக்குள்ளே இவ்வளோ ஆனதுக்கு ஒரு ரீசன் என் அப்பா அம்மா தான் பிகாஸ் என் அப்பா அம்மா வந்துட்டு இந்த சாமி தான் கும்பிடணும் இப்படி தான் இருக்கணும் அப்படி தான் இருக்கணும்னு வந்துட்டு பர்டிகுலரா ஒரு ஒரு லைன் போட்டு எனக்கு அந்த மாதிரி இது பண்ணதில்லை பட் அவங்க பண்ணுற ஒரு சின்ன சின்ன விஷயமா இருக்கும் அவங்க வந்து கடவுளுக்கு அந்த நன்றிகள் சொல்கிற ஒரு விதமாக இருக்கட்டும் என்னை அது ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணுச்சு என்ன நம்பிக்கை அதிகமாக கொடுக்க ஆரம்பிச்சுது ஸோ எனக்கு அதுதான் கடவுள் வந்து சம்திங் ஒரு ஒரு டிவைன் ஃபீல் அண்ட் அது நமக்குள்ளே இருக்காது நீ பேசும்போதே அவ்வளோ அவ்வளோ என்னால் ஃபீல் பண்ண முடியுது உங்களுக்கு மிராக்கிள்ஸில் எதாவது நடந்திருக்கும்ல நான் எனக்கும் சில விஷயங்கள்லாம் நடந்தது அந்த மாதிரி உங்களுக்கு நடந்து நீங்கள் ஃபீல் பண்ண தரணும் ஃபஸ்ட்டு நான் வந்து ரியலைஸ் பண்ண ஒரு விஷயம் வந்துட்டு என்னோட டென்த் போர்டு எக்ஸாம் அப்போ நான் வந்து இங்கே சென்னையில் ஒரு காம்படிஷனுக்காக சூப்பர் டான்ஸர் காம்படிஷனுக்காக இங்கே சென்னையில் வந்துட்டு காலை நைட்டு ட்ராவல் பண்ணி காலையில் ரீச் ஆவேன் நான் கோயம்புத்தூருக்கு கோயம்புத்தூருக்கு ரீச் ஆகி என்னோட போர்டு எக்ஸாம் எழுத போவேன் அதாவது என் ஃபேமிலி மெம்பர்ஸ் என்னோட ஸ்கூலில் என் டீச்சர்ஸ் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் முடிவு பண்ணிட்டாங்க இவ ஃபெயில் தான் ஆவான ஒரு பாயிண்ட்ல நானே முடிவு பண்ணிட்டேன் ஐயோ டான்ஸ் டான்ஸ் போய் ஃபெயில் ஆயிடுவோமோ என் அப்பா அம்மாவை அசிங்கப்படுத்திடுவோமோ ஏன்னா என் மேலே இவ்வளோ நம்பிக்கை வச்சு எனக்கு இவ்வளோ சப்போர்ட் பண்ணியிருக்காங்க பட் நான் ட்ரெயினில் போகும்போது தான் படிப்பு அப்படியே தூங்கிடுவேன் ஃபஸ்ட் டைம் எனக்குள்ள ஒரு மிராக்கிள் நடந்தது என்னன்னா ஃபிசிக்ஸ் பேப்பர் இன்னும் ஞாபகம் இருக்கு எனக்கு ஒன்றுமே ஞாபகம் ஜித்து எனக்கு பிளாங்க் நான் பேப்பர் பார்த்து பிளாங்காக இருக்கிறேன் நான் இருக்கிற எல்லா தெய்வத்தையும் எல்லா தெய்வத்தையும் கூப்பிடுற கண் ஒரு பத்து நிமிஷம் மூடினேன் நல்லா பிரீத் பண்ணி திருப்பி ஓபன் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக நான் எழுத ஆரம்பித்தேன் நிஜமா சத்தியமா இது தெரில and I score eighty percentage tenth போர்டில் அது நிஜமாக கடவுள்னால தான் கடவுள் has seen my hard work ஏன்னா எல்லாரும் என்னை கை விட்டும் போது அந்த ஒரு சூப்பர் பவர் மட்டும்தான் என்னை காப்பாத்துச்சு ஸோ அது டெஃபினட்டாக அந்த ஒரு மிராக்கள் நான் மாநாட மயிலோட டைட்டில் வின் பண்ணும்போது செமிஃபைனல்ஸில் எனக்கு one nought six degree fever drip சேர்த்திட்டு இருக்காங்க டாக்டர் வந்து நான் ஆடவே கூடாதுன்ட்டாங்க கலா மாஸ்டரும் சொல்லிட்டாங்க இட்ஸ் ஓகே ஸ்வேதா நீ செமிஃபைனல்ஸ் வரைக்கும் வந்திருக்க அது போதும் பாலா சரி என்னோட சாண்டியானா சரி எல்லாருமே இட்ஸ் ஓகே பரவாயில்ல பட் நான் வந்து ஆடி ஆடணும் ஏன்னா என்னை நம்பி பாலா இருக்காரு சாண்டியானா இவ்வளோ நாள் ஹார்ட் ஒர்க் போட்டிருக்கோம் அப்புறம் நான் சொன்னேன் இல்லை எனக்கு வந்து ட்ரிப் சேர்த்துங்க என்ன வேணாலும் பண்ணுங்க எவ்வளோ மெடிசன் எனக்கு அந்த பெர்ஃபார்ம் ப்ராக்டிஸ் எல்லாம் முடிச்சாச்சு கொரியோகிராஃபி எல்லாம் முடிச்சாச்சு அந்த டே ஆஃப் ஷூட் எனக்கு இந்த மாதிரி அது ஒன் நாட் சிக்ஸுங்கிறது oh கொஞ்சம் ஹைனால ரொம்ப ரிஸ்க் அப்படின்ட்டாங்க அப்போ வந்து நான் மாஸ்டர்கிட்ட கெஞ்சி கேட்குறேன் மாஸ்டர் லாஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் வைங்க மாஸ்டர் ப்ளீஸ் மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வந்து ட்ரிப்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு அந்த ஸ்டேஜுக்கு போனேன் பத்து நிமிஷம் எனக்கு என்ன ஆச்சுன்னே தெரில ஜித்து ஒன்றுமே தெரில எனக்கு எனக்கு வந்து நான் இந்த டைட்டில் வின் பண்ணும் தட்ஸ் இட் எனக்கா இல்லைனா கூடயும் சாண்டியானா பாலாக்கா பிகாஸ் அவ்வளோ எஃபர்ட் அவ்வளோ ஒரு டீம் ஒர்க் அது அண்ட் என் அப்பா அம்மா கொடுத்த சப்போர்ட் ஸ்கூலில் ஸோ எனக்கு டைட்டில் வின் பண்ணது மட்டும்தான் பத்து நிமிஷம் வெறித்தனமாக ஃபயர்லலாம் கோவிந்தா கோவிந்தா சாங் அந்த சாங் எப்படி ஆனனே தெரில ஆடி முடிச்சு டொப்புன்னு கீழே விழுந்தேன் அவுட்டு நினச்சாங்க எல்லாருமே <laughs> நானே அப்படிதான் அப்பா அம்மாலாம் பயந்துட்டாங்க அதுக்கப்புறம் அப்புறம் தான் தெளிஞ்சுது ஓகே ஓ நான் தான் ஆடினேன்ல அப்படின்ட்டு பயங்கரமாக வீசிங்கெல்லாம் வந்து பயங்கர இஷ்யூஸ் ஆச்சு பட் தென் நல்லா ஆயிட்டேன் நான் அதே மாதிரி தான் ஜோடி நம்பர் ஒன் டைமில் வந்து மேஜர் ஆக்சிடெண்ட் எனக்கும் அம்மாவுக்கும் பஸ் ஆக்சிடெண்ட் ஆச்சு அதில் என்னோடய ரைட் லெக் ஃப்ராக்சர் இதே மாதிரி தான் கொரியோகிராஃபி எல்லாம் முடிச்சுட்டோம் எனக்கு ஒரு ஈவெண்ட் ட்ரிச்சியில் இருந்துச்சுன்னு சொல்லி போயிட்டு ரிட்டன் வரும்போது தான் போயிட்டு ரிட்டன் வரும்போது தான் இந்த ஆக்சிடெண்ட் ஆச்சு பஸ் அண்ட் லாரி ஆக்சிடெண்ட் எல்லாரும் ஆட வேண்டாம் ஆட முடியாது பட் திருப்பி வீல் சேரில் கொரியோகிராஃபி எல்லாம் மாற்றி எங்கேருந்து அந்த அதுவும் கடவுள் டிவோஷனல் ரவுண்டு அந்த பெர்ஃபார்மன்ஸ் தெரில அது உள்ளே அது வந்துருச்சு அது எப்படியோ ஸோ என்னை வந்து ஒரு டான்ஸராக எல்லாத்துக்கும் ப்ரூவ் பண்ண வச்ச ரவுண்ட் அது எல்லாரும் என்னை லவ் பண்ண வச்ச ரவுண்ட் அது அதுக்கப்புறம் ஆஃப்டர் ஃபோர் இயர்ஸ் திருப்பி நான் வந்து டான்ஸ் ஜோடி டான்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணேன் என்னோட ஸ்டார்டிங் ரவுண்டே டிவோஷனல் ரவுண்ட் தான் எந்த காம்படிஷன்ல ஜோடி நம்பர் ஒன்ல எண்ட் ஆச்சோ திருப்பி டிஜேடியில அதே ஆச்சு கோல்டன் பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே அப்படியே ஒரு மேஜிக்கல் ஸ்டார்ட் வந்துச்சு அண்ட் நான் அப்ராட்ல போய் படிக்கணும்னு ஆசைப்பட்டேன் ஸோ நான் ஆசைப்படுற விஷயமா இருந்தாலும் சரி எதா இருந்தாலும் கியூட்டா சண்டை போடுவேன் கடவுள்கிட்ட ஏன் இப்படி பண்ண அப்படின்னு எல்லாம் சண்டை போடுவேன் நான் ஜாலியா இருக்கும் ஸோ அது அப்படியே இதாயிடுச்சு ஒரு ஒரு குழந்தை நான் விநாயகர் சண்டை போடுவேன் பயங்கரமா லைக் பெஸ்ட் எக்ஸாம் அதுவும் மெயினா எக்ஸாம் ஒரு ஒரு ஒரு இதுக்கு வச்சிருப்பேன் அப்புறம் அந்த மாதிரி எல்லாம் பாபா எவ்ரி அது ஒரு கூப்பிட்டா அப்படியே இருந்து எங்கேயா வந்துருவாரு ஃபோன்லயோ கார்லயோ என் ஃப்ரெண்ட்ஸ் என் சொல்லுவேன் பாரு பாபா இப்போ வருவார் பாரு அப்படின்னா காரில் அப்படி பாஸ் ஆகும் எல்லாரும் என்ன இப்படி பார்ப்பாங்க என்னது அப்படின்னு ஸோ எனக்கு அந்த நம்பிக்கை பயங்கர ஸ்ட்ராங் ஆச்சு வென் ஒரு பாயிண்ட் என் லைஃப்பில் வந்துட்டு ஒரு ஒரு ஒரு பயங்கர இதாக இருக்கும்போது ரொம்ப ஒரு பேட் சுச்சுவேஷனில் இருக்கும்போது கூடயும் கடவுள் தான் வந்து எனக்கு கேம் இன் அதர் லைஃப்னு சொல்லலாம் ஓகே அதை பற்றி தான் கேட்கலான்ட்டு இருந்தேன் கலைத்துறையில் பொறுத்தளவுக்கு அன்புனாலும் சரி நமக்கு இருக்கிற ஒரு பேட் திங்ஸாக இருந்தாலும் சரி எல்லாமே எக்ஸ்ட்ரீமாக தான் இருக்கும் அது ஹேண்டில் பண்ணுறதே ஒரு ஒரு போராட்டமாக தான் இருக்கும் நல்லது போது பிரச்சனையில் ஆட்கள் இருப்பாங்க ஆனால் நமக்கு ஏதாவது கெடுதல் போது நம்ம தான் தனியாக இருப்போம் அந்த தனிமையா இருக்க தருணத்துல கடவுள் நம்பிக்கை எந்த அளவுக்கு உங்களுக்கு உதவியாக இருந்தது நான் அதான் சொல்லலை எந்த அளவுக்கு நான் வந்து எதா இருந்தாலும் கடவுள்கிட்ட தான் ஃபர்ஸ்ட் கேட்பேன் நான் அம்மா அப்பா எனக்கு நிறைய விஷயங்கள் அம்மா அப்பா கிட்ட வந்து சொல் நான் முதல்ல அப்படிதான் பண்ணுவேன் எதா இருந்தாலும் அதாவது எனக்கு நடக்கிற விஷயம் இன்னொருத்தங்க கிட்ட பர்சனல் சொல்லும் போது நான் அதை ஷேர் பண்ண மாட்டேன் பட் எனக்குன்னு எதாவது நடக்கும் இல்லைங்களா அது அம்மா அப்பா கிட்ட தான் சொல்லுவேன் அம்மா அப்பா என் சிஸ்டர்ஸ்கிட்ட தான் சொல்லுவேன் பட் லேட்டர் ஆன் தான் நான் ரியலைஸ் பண்ணேன் இதெல்லாம் சொல்லும் போது அவங்களுக்கு எவ்வளோ ஹர்ட் ஆகுது ஐயோ என் பொண்ணு இப்படி சொல்லிட்டாங்களா அவங்க கஷ்டப்படுறது என்னால் தாங்க முடியல அந்த மெச்சூரிட்டி எனக்கு இப்போதான் வந்துச்சு ஸோ அதனால நான் அவங்க கிட்ட பட்டும் படாம லைட்டா ஆ மம்மி நல்லா இருந்துச்சு ஓகே மாப்பா இது நல்லா இருந்துச்சு பாப்பா அப்படின்னு லைட்டா சொல்ல ஆரம்பிச்சேன் அப்போ நம்மளுக்கு ஒரு பாயிண்ட் இருக்கும்ல யார்கிட்ட நம்ம இதெல்லாம் சொல்லுவோம் தஸ் வேர் எனக்கு ஒரு கடவுள் வந்து போய் உட்காந்துருவேன் சுவாமி சர்ச்சில் எங்கே போனாலும் போய் உட்காந்துருவேன் உட்காந்து இது நடந்துச்சு சுவாமி you know you talk to your best friend இல்லை அந்த மாதிரி தான் இது நடந்துச்சு இது இதாச்சு நான் என்ன பண்ணுறது தெரியல நான் என்ன தப்பு பண்ணேன் எனக்கு சொல்லுங்கள் யூனோ என்னோட குட் கர்மாவாக இருந்தாலும் பேட் கர்மா நான் இது தப்பு பண்ணிட்டேன் அதுக்கான என்ன பண்ணணும் நான் அது நான் டைரெக்டாக பேசுகிற மாதிரி இருக்கும் கண்ணை மூடிட்டு பேசிகிட்டே இருப்பேன் சம்டைம்ஸ் என்ன அறியாமலேயே வந்து குருவாயிருக்கெல்லாம் போகும்போது அவ்வளோ க்ரௌடு தெரில அழுதுகிட்டே இருக்கேன் சித்து அழு அழுன்னு அழுதுகிட்டே இருக்கேன் நான் அந்த அவர் அந்த சுவாமியோட முகம் பார்க்குற வரைக்கும் அழுதுகிட்டே இருந்தேன் நான் அண்ட் அப்பா அம்மா என்னை விட்டுட்டாங்க ஓகே ஏதோ நீ மனசார பேசுற நீ பேசிடுன்னு பயங்கர அழ நான் அந்த மாதிரி பண்ணதே கிடையாது எந்த கோயிலும் வந்துட்டு அப்படி விக்கி விக்கி அழுததே கிடையாது அழுதேன் அப்படியே கொட கொட கொடமா வருது எனக்கு ஆனா சுவாமியை பார்த்துட்டு வெளியில வரும்போது ஒரு நியூ எனர்ஜி ஒரு நிம்மதி எஸ் அந்த எனர்ஜி அதாவது மொத்த என்னோட பெயின் இருக்கு இல்லைங்களா அவர் அப்படியே என்னோட கண்ணீர் மூலயமா எடுத்துட்டு என்னை அப்படியே ஒரு புது பர்சனா வெளியில கொண்டு வந்த மாதிரி இருந்துச்சு வெளியில வந்தோடனே நான் அப்படி ஃப்ரெஷ்ஷா இருந்தேன் ஓகே இதுதான் லைஃப்பில் யூ ஷுட் ஸ்டார்ட் அப்படின்னு ஒரு புது ஸ்டார்ட்டாக ஆரம்பிச்சு இன்னும் நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இன்னும் நான் ரொம்ப பாசிட்டிவாக இருக்க ஆரம்பிச்சேன் சூப்பர் இப்போ அதே மாதிரி எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப மனசுக்கு நெருக்கமான ஒரு கோவில்னா ஒரு கபாலீஸ்வர் கோவில் சபரிமலை அந்த மாதிரி ஒரு சில கோயிலில் இருக்குது அந்த மாதிரி உங்களுக்கு மனசுக்கு நெருக்கமான எவ்வளோ கோயிலுக்கு போனாலும் இந்த கோயில் எனக்கு ஒரு நிம்மதி தருது ஒரு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு ஏதாவது இருக்கா ஸோ குருவாயூர் குருவாயூர் வந்து ஆமா குருவாயூர் நான் வந்து அது வருஷ வருஷமா நம்ம ஃபேமிலியோட போயிடுவோம் மூகாம்பிகா கோயில் மேங்களூர் மூகாம்பிகா கோயில் காடம்புழா கோயில் அண்ட் uh, பாபா கோயில் சாய்பாபா கோயில் அப்புறம் இப்போ ரீசெண்டாக வடிவுடையம்மன் கோயில் கூடி போனப்போ எனக்கு ரொம்ப வருஷம் ஆசை அது ரொம்ப வருஷமாக கேள்விப்பட்டுட்டு இருந்த ஒரு கோயில் சடனாக இப்போ தான் இந்த சான்ஸ் கிடச்சிது அந்த கோயிலுக்கு போகிறதுக்கு அப்பா அவ்வளோ அழகாக அந்த அம்மன் பார்த்தோன்னே அடே அடே அது தெரியும் நம்மளுக்கு அந்த இப்போ லலி எனக்கு சின்ன வயசுல லலிதாம்பிகை கோயில்னு சொல்லிட்டு நம்ம கோயம்புத்தூர்ல அந்த அம்மனோட கண் அப்படி பவர்ஃபுல்லாக இருக்கும் நான் அவங்கள மட்டும் பார்ப்பேன் நான் அந்த கண்ணு அந்த மூக்குத்தி அந்த அது பார்க்கும்போது ஓ இன்னைக்கு சுவாமிக்கு இந்த அலங்காரம் பிடிச்சிருக்கு சுவாமிக்கு இந்த அலங்காரம் பிடிச்சிருக்கு நம்மள பாக்குறாங்க நம்ம கூட பேசலாம் அந்த மாதிரி எல்லாம் எனக்கு சின்ன வயசுல இருந்து தோணும் அவ்வளோ அழகா இருக்கும் ஸோ அதே அந்த வடுவுடை அம்மன் கோயிலுக்கு நான் போகும்போதும் அப்படி இருந்துச்சு வெளியில வந்துன்னே டக்குன்னு ஏதோ ஒரு தாத்தா டக்குன்னு வந்துட்டு என்கிட்ட இந்த எறும்பு இருக்கு இல்லைங்களா எறும்புக்கு நீ சாப்பாடு போடு அப்படின்னு சொன்னாங்க ஆ சரி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா வந்ததுக்கப்புறம் அந்த தாத்தா எங்கே போனாருன்னே தெரில ரேண்டமாக எனக்கு யாராவது வந்து சொல்லுவாங்க அப்புறம் நான் வந்து செய்வேன் ஸோ இதெல்லாம் நான் ரொம்ப சின்ன சின்ன விஷயம் தான் பட் நான் ரொம்ப கனெக்ட் பண்ணிப்பேன் நான் ஓகே யாரோ மூலயமா நம்மளுக்கு ஏதோ ஒரு வந்திருக்கு அப்படின்ட்டு சடனாக இப்போ கூட ரீசெண்டாக வந்து நான் சொன்னேன் இல்லைங்களா குருவாயூருக்கு போவேன்னு ஐ நெவர் நியூ குருவாயூரப்பன் இங்கே சென்னையில் இருக்காருன்னு எனக்கு தெரியவே தெரியாது ஓகே அதான் சொல்ல வந்தேன் அஸ்தலக்ஷ்மி கோயில் நாங்கள் வந்து இங்கே அறுப்படை வீடு கோயிலுக்கு போனோம் நான் அப்பா அம்மா தம்பியெல்லாம் போனோம் நாங்கள் போயிட்டு நாங்கள் ரிட்டர்னாக ஒரு தாத்தா வந்து சொன்னார் மா பக்கத்தில் தான் அது வரைக்கும் எவ்வளோ ஒரு ஒரு ஃபார்ட்டி மினிட்ஸ் நாங்கள் பீச்சுக்கெல்லாம் போய் ஜாலியாக உட்காந்துட்டு வந்தோம் திடீர்னு வந்து யாருமே தெரில திடீர்னு வந்து அம்மா இங்கே தான் அஸ்தலக்ஷ்மி கோயில் இருக்குது நீ போயிட்டு போ அப்படின்னா அப்போ அப்பா சொன்னார் அவர் சொன்னார்ல வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் போனோம் உள்ளே போய் நுழைஞ்சோன்னே குருவாயூரப்பனோட ஸ்டாச்சு நிற்கிதாங்க எனக்கு சத்தியமா தெரியல சின்ன வயசுல போயிருக்கேன் நான் சின்னையா இருக்கும்போது நான் போயிருக்கேன் நான் அஷ்டலட்சுமி கோயில் ஆனா எனக்கு தெரியவே தெரியாது அங்க குருவாயூரப்பன் இருக்கானா எனக்கா அங்க பார்த்தோன்னே கொட திருப்பி கொடக்கொட குடமா தண்ணி வருது ஐயோ மனசுல நினைச்சிருந்தோமே இப்படி இருக்காருன்னா ஆமா அதுக்கப்புறம் பெருமாள் பார்த்தோன்னே அப்படி சில்லுன்னு ஆயிடுச்சு எனக்கு அந்த பயங்கர சந்தோஷமாயிடுச்சு ஸோ எனக்கு வந்து இந்த கோயிலோட போற விஷயமே வந்து எனக்கு யாரா சொல்ல இப்போ நீங்க ஒரு கோயில் சொல்வீங்கல்ல அந்த கோயிலுக்கு நான் போயிருவேன் அப்படிதான் <laughs> சார் கோயில் ரொம்ப பிடிக்கும் டக்குன்னு யாராவது சொல்லுவாங்க டக்குன்னு போயிடுவேன் நான் ஸோ அது அப்பா மாட்ட சொன்னேன் அப்பா போகலாமா இந்த கோயிலுக்கு அப்படியே சின்ன கோயில் பெரிய கோயில் அதெல்லாம் இல்லை போகணும்னு நினைச்சுன்னா போயிடலாம் அப்படின்னு வண்டி எடு போலாம் அப்படின்னு சொல்லி போயிடுவோம் நம்ம அதனால நிறைய ஊர்ல எல்லாம் பூரம் எல்லாம் நடக்கும் இந்த தேவிக்கான பூரம் ஃபெஸ்டிவல்ஸ் எல்லாம் நடக்கும் ஊர்ல கேரளால ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது பயங்கர ஹாப்பி செம்ம வைபிங்காக இருக்கும் நல்லா இருக்கும் ஜாலியாக இருக்கும் ஸோ எனக்கு இந்த கோயில் விசிட் எங்கேயா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிண்டல் பண்ணுவாங்க நாங்கெல்லாம் எங்கேயா பீச்சு ஜாலியாக போகிறோம் நீ வந்து கோயில் கோயிலாக போகலான்னு சொல்லுவேன் அப்படின்னா நான் எந்த ஊருக்கு போனாலுமே வந்து கோயில் தான் ஃபஸ்ட்டு தேடுவேன் நான் இந்த ஊரில் என்ன கோயில் ஃபேமஸ் வாங்க என்ன கூட்டிகிட்டு போங்க அப்படிதான் கேட்பேன் நான் ஸோ எனக்கு ஃபஸ்ட்டு என்ன பார்க்கணும்னு ஆசைப்படுறேன்னு யாராவது கேட்டாங்கன்னா கோயில் தான் அப்படின்னு நான் கோயிலா இருந்தாலும் சர்ச்சா இருந்தாலும் மாஸ்கா இருந்தாலும் எதுவா இருந்தாலும் கடவுள் நம்பிக்கை கடவுளை பத்தி பேசும்போது அப்படியே உங்க முகமே அப்படியே பாருங்க பிரைட் ஆகுது அவ்வளவு ஸ்மைலிங்கா இருக்கு வெரி ஹாப்பி சாய்பாபாவுக்கும் உங்களுக்கும் இருக்க ஒரு கனெக்ட் பற்றி சொல்லுங்களேன் ஏன்னா நான் எல்லா இன்டர்வியூலும் கேட்டுகிட்டே இருக்கேன் சாய்பாபா அவர்களை பற்றி பேசுறது அதை பாபா வந்து பாபா வந்து தெரில ஹீஸ் அப்பா ஹீஸ் எவ்ரி திங் அந்த ஒரு ஃபீல் தான் எனக்கு என் கஷ்டத்தில் நிறைய இருந்திருக்காரு பாபா என்னை கைப்பிடிச்சு ஓகே அப்படின்னு என்னை வந்து மோட்டிவேட் பண்ணிகிட்டே இருந்தது பாபா ஸோ அது எப்படி நான் ரிலேட் பண்ணுறேன்னா when I was very low in my life அதாவது ரூம் விட்டே வரக்கூடாது யாரையும் பார்க்கக்கூடாது மீன் uh, uh, ரொம்ப அதாவது ரொம்ப bad phase of my life எதுவுமே இல்லை லைஃப் முடிஞ்சது அந்த ஒரு சுச்சுவேஷனில் இருக்கும்போது சடனாக uh, வந்து எனக்கு ஒருத்தவங்க வந்து பாபா கேலண்டர் அமுச்சு விட்டாங்க சரி ஓகே அதுக்கப்புறம் நான் வந்து எனக்கே அறியாமல் நான் பாபாவை வரைய ஆரம்பித்தேன் தெரியல எனக்கு அண்ட் ஃபோன் எடுத்தாலே எனக்கு பாபாவா வந்துட்டு இருந்தாரு எங்க பார்த்தாலுமே பாபா அண்ட் எனக்கு மெசேஜஸ் கொடுக்க ஆரம்பிச்சாரு அதாவது நான் போய் சர்ச் பண்றது அந்த மாதிரி கிடையாது இப்போ நம்ம இன்ஸ்டால ரேண்டமா வரும்ல அந்த மாதிரி எனக்கு பாபாவோட கோட்ஸ் வர ஆரம்பிச்சது அது தேர்ஸ்டே தேர்ஸ்டே என்னோட என்னோட மனநிலைமைக்கு என்ன இருக்கோ அந்த மாதிரி கோட்ஸ் ரிலேட் பண்ண ஆரம்பிச்சது ஸோ எனக்கு அது பயங்கரம் யாரும் எனக்கு மெசேஜ் கொடுக்குற மாதிரியே இருந்துச்சு தென் நான் வந்து ஃபாஸ்டிங் இருந்து இருப்பேன் சாய்ராம் சாய்ராமன் எழுதிட்டே இருப்பேன் நான் தேர்ஸ்டேஸ் ஆனால் அண்ட் எனக்கும் அந்த தேர்ஸ்டேக்கும் பயங்கர கனெக்ட் ஆச்சு எங்கே கூப்பிட்டாலும் பாபா இருப்பார் சைராம் ஏன் இது எனக்கு நடக்குதுன்னா immediately he'll show something to me ஒரு வேல்யூ இல்லைன்னா பாபா ப்ளீஸ் பாபா எனக்கு இவ்வளோ கமிட்மெண்ட்ஸ் இருக்குது பாபா அப்படின்னு சொல்லக்கூட ஒரு கால் வரும் he's become my friend he's become my everything அந்த மாதிரி இருக்கும் நான் அப்பா சாய்ராம் அப்படின்னு இப்ப எங்க அப்பாவை எப்படி கூப்பிடுவேன் நான் அப்பாப்பா எனக்கு ப்ளீஸ் அப்பா எப்படி இதை அந்த மாதிரி பாபாவை கூப்பிட்டு கூப்பிட்டு கூப்பிட்டு பாபாவும் நானும் இப்படி ஆன மாதிரி எனக்கு ஒரு ஒரு இது so I can talk to Baba Baba is there Baba எல்லாருக்கும் நல்லது பண்றாரு Baba is another angel of God நம்ம எல்லா சுத்தியும் எல்லா அது ஒரு மாதிரி இதாயிடுச்சு எனக்கு ஓகே சாய்ராம் இருக்காரு ஏதோ ஒரு சந்தோஷம் சாய்ராம் ஏதாவது கஷ்டம் எதுனாலும் ஆட்டோமேட்டிக்காக சாயிரம் வந்துடும் சாயிராம் ப்ளீஸ் சாயிராம் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லணுன்னு வந்துடுவார் அண்ட் uh, uh, எனக்கு வந்து சடனாக யாராவது வந்து எனக்கு சாய்பாபாவோட இது கொடுப்பாங்க அண்ட் இங்கே நானே அறியாமல் வந்து மயிலாப்பூருக்கு நிறையா வாட்டி போயிருக்கேன் மயிலாப்பூர் சாய்பாபா எக்ஸாக்ட்லி நிறைய வாட்டி ஈவெண்ட்ஸ்க்கு அந்த கொரியோகிராஃபிக்கு சன் டிவி ஆஃபீஸ்க்கு நிறைய வாட்டி போயிருக்கேன் நான் ஆனால் அங்கே பாபா கோயில் இருக்க எனக்கு பெருசாக தெரியவே தெரியாது மயிலாப்பூர் பாபா கோயில் அன்னைக்கு ஃபஸ்ட் நான் டிரைவ் பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் ஒரு சந்துக்குள்ளே போய் பார்த்தா பாபா கோயில் மயிலாப்பூர் பாபா கோயில் கொட கொட குடமாக தண்ணி வந்துச்சு அப்போ தான் மனசுக்குள்ளே நினச்சிட்டு இருந்தேன் நான் ஓகே பா இன்னைக்கு தேர்ஸ்டே ஆச்சு ஐயோ பாபாவை பார்க்கணுமே அப்படின்னு யோசிக்கிறேன் அதுக்குள்ளே பாபா டெம்பிள் வந்துச்சு அதாவது பயங்கரமாக ரிலேட் பண்ணுவேன் என் வாரம் வாரம் எனக்கு தேர்ஸ்டேஸ் ஆனால் எனக்கு மெசேஜ் வர ஆரம்பிச்சது அந்த மெசேஜை வந்துட்டு சரி எனக்கு மட்டும் இல்லை எல்லாருக்குமே அது ஒரு நல்ல மெசேஜாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு I started sharing in my social handles எனக்கு வர மெசேஜ் அப்படியே வந்துட்டு ஷேர் பண்ணேன் ஸோ அது நிறைய பேத்துக்கு ரிலேட்டும் ஆகும் அக்கா தேங்க்யூ அக்கா நான் ரொம்ப லோவாக ஃபீல் பண்ணேன் பட் இந்த ஒரு மெசேஜ் பார்த்ததுக்கப்புறம் எனக்கு ஹாப்பியாச்சு ஆச்சு எனக்கு மோட்டிவேட் ஆச்சு அப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமாகும் ஏன்னா நானுமே அந்த ஒரு நிலமையில இருந்தேன் எனக்கு ஒரு மெசேஜ் கிடச்சதுனால ஐ பிகேம் மோட்டிவேட்டட் ஸோ என் என் மெசேஜ்னால இன்னொருத்தவங்க சந்தோஷமா இருக்காங்கன்னா அது நல்லது ஸோ அதனால ஷேர் பண்ண ஆரம்பிச்சேன் நான் ஸோ பாபா இஸ் பாபா நான் இன்னும் ஷீரடி போல தெரியல எப்போ அவர் என்ன கூப்பிட்றாருன்னு தெரியல it is one biggest big bucket list எனக்கு ஸோ பாபா எப்ப இந்த இந்த நீங்க போனாலும் எனக்கு சேர்த்து கண்டிப்பா oh, எல்லாருக்கும் சேர்த்து ஐயோ அதெல்லாம் சூப்பர் அதே மாதிரி டெம்பிளுக்கு நம்ம போகும்போது ஒரு பாசிட்டிவாக தான் நம்ம போவோம் இருக்க தான் நம்ம போவோம் ஆனால் அங்கே போயுமே ஒரு சில நெகட்டிவ் நம்மளை அறியாமல் நம்ம நம்மளை சுற்றி நடக்கும் பார்த்துருப்போம் அந்த மாதிரி நீங்கள் பார்த்த நெகட்டிவ் டெம்பிள் சைடில் இது இது தவிர்த்து இருந்திருக்கலாமே இது இல்லாமல் இருந்திருக்கலாமே அந்த மாதிரி ஏதாவது நீங்கள் பார்த்துருக்கீங்களா யா யூஸ்வலாக வந்துட்டு இப்போ நம்ம ஸ்பெஷலாக கூட்டிகிட்டு போகிறது சம்டைம்ஸ் அது இன்னொருத்தவங்களுக்கு ஹர்ட் ஆகும் என்ன அவங்க மட்டும் இவங்களை அப்படியே கூட்டிகிட்டு போயிடுறாங்களே அப்படின்ட்டு பட் சுச்சுவேஷன் அது கிடையா நம்மளாம் வந்து ஒன்று நான் என்றைக்குமே அந்த மாதிரி பண்ணதில்லை ஏன்னா அப்பாக்குமே அது பிடிக்காது அப்பா வந்து நம்ம நார்மலாகவே போயிடலாம் அப்படி தான் போயிடலாம் அப்படின்னு பட் ஒருத்தங்க நம்மளை வந்து ரொம்ப வந்துட்டு வாங்க வாங்க வாங்கன்னு ரொம்ப கேட்கும்போது நம்மளால டினை பண்ண முடியாது அவங்களுமே அந்த சுச்சுவேஷன் அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து நம்ம யோசிச்சு பார்க்கணும் பட் ஆனால் அந்த சுச்சுவேஷன் மற்றவங்களும் அது புரிஞ்சுக்கணும் ஸோ ஈக்குவலாக இருந்தால் பெட்டர் தான் எனக்கும் சந்தோஷம் அது ஸோ அந்த க்ரௌடுக்கு ஏற்ற மாதிரி எல்லாரையும் வந்துட்டு பிரித்து ஸோ இப்போ சில டைம்ஸ் வந்துட்டு இப்போ ரீசெண்ட் நான் என்ன கவனிச்சேன்னா இந்த பிரசாதம் கொடுக்கறது அது எனக்கு ரொம்ப ஹர்ட் ஆச்சு ஒரு அது நான் ஒரு சுவாமிகிட்ட கூட சொல்லிட்டேன் நான் ஒரு கோயில் அந்த கோயில் நான் மென்ஷன் பண்ணல ஆ அதான் என்னன்னா அந்த தட்டில் வந்து காசு போட்டாதான் விபூதி இல்ல பூ கொடுக்கறது காசுக்கு ஏத்த மாதிரி பிரசாதம் கொடுக்கறது சுவாமியோட மாலையா இருக்கட்டும் எலும்புச்சம்பளமா இருக்கட்டும் அதெல்லாம் கொடுக்கும்போது அது இன்னொருத்தங்களுக்கு அது ஹர்ட் ஆகுது அப்போ ஒருத்தங்க வந்து ஒரு சின்ன காசு தான் போட்டாங்க அவங்களுக்கு ஒண்ணுமே கொடுக்கல அவரு அப்ப நான் கேட்டேன் சுவாமி ஏன் சுவாமி இப்படி பண்றீங்க அவங்களுக்கும் ஆசையா இருக்கும்ல ஏதாவது பூ ஏதாவது கொடுத்தீங்கன்னா சந்தோஷமா இல்லைம்மா அவங்க இவ்வளவுதான் போட்டாங்க அவங்க அதை அட்லீஸ்ட் போட்டாங்கல்ல ஏன் இப்படி பண்றீங்க ஏதாவது கொடுங்க சுவாமி அப்படின்னு சொல்லிட்டு அப்ப அப்பவும் கொடுக்கல அவரு எனக்கு ரொம்ப ஹர்ட் ஆயிடுச்சு அப்ப நான் என்னோட பூ எடுத்து கொடுத்துட்டேன் நான் அப்புறம் அவர் சொல்லி நீ கொடுக்காதம்மா அப்படி கொடுக்க கூடாது அப்படின்னு அப்ப நீங்க கொடுங்க அப்படின்னு சொல்லி எங்க பிரகாரத்துக்குள்ள சொல்லிட்டு இருந்தேன் நான் அதுக்கப்புறம் அவர் வந்துட்டு போய் என்ன பார்த்துட்டு அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு பட் அந்த ஒரு சின்ன விஷயங்கள்லாம் வந்துட்டு எல்லாருக்கும் வந்துட்டு விபூதியோ பூவோ எல்லாரும் கொடுக்கறது கொடுத்தா வந்து சந்தோஷம் தான் எல்லா கோயிலும் சொல்ல சில கோயில்ல நம்ம இந்த கான்வர்சேஷன் ஏன் இந்த இடத்துல நான் வச்சேன் அப்படின்னா அந்த விஷயம் வந்து கண்டிப்பா எல்லா இடத்துலயும் ஒரு சேஞ்சஸ் கொடுக்கணும் அப்படின்னு கண்டிப்பா கண்டிப்பா சோ ஏன்னா எல்லாருமே கோவிலுக்கு வர்றது எதுக்காக ஓகே நம்மளுக்கு ஒரு நல்லது நடந்துராதா நம்மளோட ஒரு ஒரு ஒரு ஒரு பாசிட்டிவ் ஒரு ஃபீல்காக தான் வராங்க ஸோ அங்கே வந்துட்டு நம்ம வந்து இந்த மாதிரி பண்ணுறப்போ அது அவங்களுக்கு இன்னுமே ஹர்ட் ஆகும் ஸோ சூப்பர் <laughs> நிறைய விஷயங்கள் பேசிட்டோம் ரொம்ப சந்தோஷமா இருந்தது நீங்களும் உங்களுடைய சாய்பாபா அவர்கள் மட்டும் இல்லாம எல்லா கடவுள்கிட்டையும் வேண்டிக்கணும் உங்களுக்கு மட்டும் இல்லாம எங்களுக்கும் எங்க எல்லாத்துக்காகவும் நீங்க வேண்டிக்கணும் அப்படின்னு இந்த சொல்லிட்டேன் and thanks for the time ரொம்ப நன்றி தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச்